LibreOffice Math குறித்த ஸ்போக்கன் tutorial நல்வரவு இதில் நாம் கற்க போவது சூத்திரம் எழுத குறியிட்ட மொழி மற்றும் சூத்திரம் ஒழுங்கு செய்தல் எழுத்துருக்கள் பக்க ஒழுங்கு மற்றும் இடைவெளி போன tutorialல் Math குறியிட்ட மொழியின் அறிமுகம் கற்றோம் குறியிட்ட மொழி பற்றி மேலும் கற்போம் ஒரு ரைட்டர் ஆவணத்தை திறந்து மாத் ஐ ரைட்டர் இல் அழைக்கலாம் ரைட்டர் ஏற்கனவே திறந்திருந்தால் இன்சர்ட் மேனு வில் ஆப்ஜெக்ட் பின் பார்முலா சொடுக்குக ரைட்டர் திறந்தில்லாவிடில் அதை விண்டோஸ் ஸ்டார்ட் மேனு இருந்து துவக்கலாம் எலிமென்ட்ஸ் விண்டோ பயன்படுத்துதலே சூத்திரம் எழுத எளிதான வழி ஆனால் சூத்திர திருத்தியில் நேரடியாக குறியிட்ட மொழியை இடுவது சூத்திரம் எழுத வெகு வேகமான வழியாகும் சூத்திரத்துக்கு குறியிட்ட மொழி என்பது சூத்திரத்தை ஆங்கிலத்தில் நாம் படிக்கக்கூடிய அதேதான் உதாரணமாக 4 into 3 என எழுத சூத்திர திருத்தி விண்டோவில் டைப் செய்ய வேண்டியது 4 டைம்ஸ் 3 அடுத்த உதாரணத்துக்கு போகும் முன் இங்கே ஒரு வரியை நுழைக்கலாம் டைப் செய்ய வேண்டிய குறி நியூ லைன் இன் சாம்பல் நிற பெட்டி இடத்தில் ஒரு புதிய வரி நுழைக்கப்படுவதை காணலாம் டைப் செய்வோம் more example formulae new line தெளிவாக படிக்க Enter ஐ ஒருமுறை அழுத்தவும் மேலும் எழுதுக x greater than equal to y இங்கே சூத்திரங்களை வரிசை எண்ணிடுகிறோம் ஆகவே டைப் செய்க 1 x greater than equal to y new line line enter செய்க சாம்பல் நிற பெட்டி புதுப்பிக்கப்பட்டு உள்ளடக்கங்கள் நடுவில் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன அடுத்து எழுதலாம் a to the power of 10. அதற்கு குறியானது 2 a arrow pointing upward 10. New line pin enter செய்க. Writer இன் சாம்பல் நிற பெட்டியில் சிம்பல் மாறுவதை காண்க. எழுதலாம் square root of 16 equal to 4. Type செய்க 3 ஸ்க்ரூட் முள் குறிகளுக்குள் 16 equals 4 நியூ லைன் என்டர் செய்க இந்த சூத்திரத்தை சாம்பல் நிற பெட்டியில் காண்க சரி இப்போது a சஃபிக்ஸ் n க்கு ஒரு சம்மேஷன் சிம்போல் எழுதலாம் a1 plus a2 plus a3 so on plus an என்பதை குறிக்க இதற்கு குறியீடு 4 sum a underscore n new line enter செய்க இப்போது ஒரு function உடன் integral ஐ முயற்சி செய்யலாம் integral fx dx என எழுத குறியீடு ஐந்து int fx dx newline மேலும் ரைட்டர் பரப்பில் இன்டெக்ரல் சிம்போல் ஐ காணலாம் இதை சேமிக்கலாம் ஃபைல் மெனு சென்று சேவ் மீது சொடுக்கவும் ஆவணத்துக்கு மாத் 1 என பெயரிடவும் இப்போது எழுதிய சூத்திரங்களை ஒழுங்கு செய்வதை பார்க்கலாம் அவை எல்லாமே நடுவில் இருக்கின்றன அவற்றின் இடையே அதிக இடைவெளி இல்லை பார்மேட் மெனுவை இந்த ஒழுங்கு மாற்றத்துக்கு பயன்படுத்தலாம் முதலில் எல்லா சூத்திரங்களையும் இடது பக்க ஒழுங்காக்கலாம் இதற்கு பார்மேட் மெனுவில் அலிக்ன்மென்ட் ஐ சொடுக்கவும் தோன்றும் புதிய சாளரத்தில் லெஃப்ட் தேர்வு செய்க OK ஐ சொடுக்கவும் சூத்திரங்கள் இடது பக்க ஒழுங்குக்கு வந்துவிட்டதை காணலாம் பார்மேட் மெனுவின் கீழ் Fonts ஐ தேர்ந்தெடுத்து எழுத்துருக்கள் பாங்கை மாற்றலாம் இங்கே பல வகைகளை காணலாம் நாம் மாறிகளுக்கு ஒரு வகை எழுத்துருவை அமைக்கலாம் functionகளுக்கு இன்னொரு வகை எண்கள் மற்றும் உரைக்கு மற்றொரு வகை என அமைக்கலாம் எழுத்துரு பாங்கை மாற்ற மாடிஃபை பட்டனை அழுத்தி வேரியபிள்ஸ் வகையை தேர்ந்தெடுக்கவும் ஏரியல் பிளாக் ஐ பட்டியல் பெட்டியில் தேர்ந்தெடுத்து OK ஐ சொடுக்கவும் இந்த எழுத்துருவை இங்கே OK ஐ சொடுக்கி சேமிக்கலாம் இப்போது சாம்பல் நிற பெட்டியில் எழுத்துரு மாற்றங்களை கவனிக்கவும் சூத்திரங்களின் எழுத்துரு அளவை அதிகரிக்க பார்மேட் மெனு சென்று font சைஸில் இல் சொடுக்கவும் அடிப்படை அளவை 18 பாயிண்ட் என அமைக்கலாம் ஓகேவை சொடுக்கவும் உரை, இண்டெக்ஸஸ் அல்லது ஆப்பரேட்டர்ஸ் போன்ற மற்ற வகைகளின் ஒப்பீட்டு அளவை மாற்றவும் முடியும். நாம் செய்த அத்தனை எழுத்துரு அளவு மாற்ற செயல்களையும் டிஃபால்ட் பட்டனை அழுத்தி நீக்கலாம். சூத்திரங்களின் எழுத்துரு அளவுகள் மாறுவதை கவனிக்கவும். அடுத்து சூத்திரங்களுக்கு இடையே இடைவெளியை கவனிக்கலாம் பார்மேட் மேனு மீது சொடுக்கி ஸ்பேசிங் ஐ தேர்ந்தெடுக்கவும் ஸ்பேசிங் ஐ மாற்றலாம் லைன் ஸ்பேசிங் மற்றும் ரூட் ஸ்பேசிங் இரண்டையும் 20 சதவிகிதம் மாற்றலாம் ஒவ்வொரு ஸ்பேசிங் பாங்கு மீது சொடுக்கும் போதும் நடுவில் உள்ள படம் அந்த ஸ்பேசிங் பாங்கின் இடத்தை காட்டுகிறது ஸ்பேசிங் பாங்கை வெவ்வேறு வகைகளிலும் மாற்றலாம் இதை செய்ய கேட்கரி பட்டன் ஐ அழுத்தவும் அல்லது நாம் செய்த மாற்றங்களை நீக்க டிஃபால்ட் பட்டனை அழுத்தவும் இப்போது ஓகேவை சொடுக்கலாம் சாம்பல் நிற பெட்டியில் இடைவெளி மாறுவதை காணலாம் ஒழுங்கு மாற்றங்கள் எலிமென்ட்ஸ் விண்டோ கிடைக்கும் வியூ மேனு இருந்து எலிமென்ட்ஸ் விண்டோ கொண்டு வருவோம் கேட்டகோரீஸ் ன் இரண்டாம் வரியின் கடைசி சின்னத்தை சொடுக்கலாம் குறிப்பு இங்கே பார்மேட்ஸ் என்று சொல்கிறது இங்கே நாம் கீழொட்டுக்கள் மேலொட்டுக்கள் பக்க ஒழுங்குகள் மேட்ரிக்ஸ் புதிய வரிகள் மற்றும் இடைவெளிகளை அமைக்கலாம் ஐந்தாம் உதாரணத்தில் 5 என்ற எண்ணுக்கு பின் ஒரு நீண்ட இடைவெளியை அமைக்கலாம் 5 க்கு அடுத்து சொடுக்கவும் எலிமென்ட்ஸ் விண்டோவில் இருந்து பார்மேட்ஸ் லாங் கேப் மீது முறையை சொடுக்கவும் நீண்ட இடைவெளிக்கு குறியீடு டில்டே எழுத்துருவாகும் சிறிய இடைவெளிக்கு திரே ஐந்துக்கு பின் பெரிய இடைவெளியை காணுங்கள் இவ்வாறு சூத்திரங்களை ஒழுங்கு செய்ய இயலும் மாத் தரும் எல்லா ஒழுங்குகளையும் முயற்சி செய்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயிற்சி ரைட்டர் சாளரத்தில் பின்வரும் சூத்திரங்களை குறியிட்டு எழுதுக தேவையானால் எலிமெண்ட்ஸ் விண்டோவை பயன்படுத்தலாம் summation of x to the power of 2 sin to the power of x plus cos to the power of x equals 1 window விண்டோவில் functions category ஐ பயன்படுத்துக முன் பயிற்சியில் தொடர்ந்து எழுதவும் summation from 1 to n of x operators category வகையை பயன்படுத்தி summation இன் வீச்சை மட்டுப்படுத்தவும் எழுத்துருவை ஏரியல் ஆக்கவும் அளவை 18 பாயிண்ட் ஆக்கவும் symbolகள் நடுவில் இன்னும் இடைவெளியை உருவாக்கவும் இத்துடன் Mathல் குறியிட்ட மொழி மற்றும் சூத்திரம் ஒழுங்கு செய்தல் குறித்த டியூட்டோரியல் முடிவுக்கு வருகிறது சுருங்க சொல்ல நாம் கற்றது சூத்திரங்களை எழுத குறியிட்ட மொழி சூத்திரத்தில் எழுத்துருக்கள் பக்க ஒழுங்கு மற்றும் இடைவெளி ஒழுங்கு செய்தல் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD ஐசிடி மூலம் தேசிய கல்வி திட்டத்தின் வழியே கிடைக்கிறது இத்திட்டம் டாட் ஓஆர்ஜி ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ மொழியாக்கம் கடலூர் திவா நன்றி